நம்ம கிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக வந்து நம்ம கிட்ட பேசுகிற ஒரு உறவு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே சொர்க்கம்தான் அந்த பர்சனுக்கு அவங்க ஈகோவை விட நீங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க